ஸோ காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பற்றி போயிட்டிங்கன்னா தரமான ரூம்மேட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ பிளாக் ஸ்டார் எஃப்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெல் பட்டன் ஒன்று வரும் அதையும் சேர்த்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்ருக்கோம் ஓகேப்பா அந்த லைக் பட்டன் இருக்கும் அது கமெண்ட் பட்டன் இருக்கும் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு ஒன் வர்ஸ் மேட்ச் போகிறோம் மூணு வர்ஸ் வந்துட்டு ஸோ என்னென்னா ஆரம்பத்திலே வாய் உலருது திரும்பி போய்கிட்டே இருக்கும் அவன் வந்துட்டு தொகமும் ஏறி வந்துட்டு இருக்கான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஐயோ நடுவில் ஏறப்ப போடுறானே எதுக்குடா இந்த குப்பையெல்லாம் நடுவில் நடுவில் ஓடிட்டுருக்கீங்க அடி ஐயோ மிஸ் ஆகிட்டே மிஸ் ஆகிட்டே மிஸ் ஆகிட்டேன் இதுவும் மிஸ் ஆகிட்டே ஐயோ என்ன ஆக போகுது ஐயோ என்னப்பா எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்குது டசட்டியில் பவர் ரகம் வேற லெவலு வேற லெவலுக்கு ஹெட்ஷாட் போட்டாச்சு கைஸ் வேறு லெவலுக்கு ஹெட்ஷாட் போட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போயாச்சு ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இழுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு கைஸ் அழுத்து அழுதுன்னு போட்டு அழுத்திடுவோம் இவனை வந்துட்டு தரமாக அடிக்கான் இந்த பையன் அதனால் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் யாரையே போக மாட்டேன் அங்கிட்டு கிட்டு ஓடிட்டே கிடப்பேன் கைஸ் ரொம்ப பயமாக இருக்குதே என்ன செய்ய போகிறேன்னு தெரில என்னடா இது அப்படியே ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம் அழுத்து அழுத்து ஐயோ ஐயோ ஐயோ எல்லா பக்கமும் போட்டு வேற நோய்க்கு போட்டு போட்டு தெரிக்க இருக்கோம் ஐயோ உள்ளே இணைக்கலைக்கா ஏன்னா உள்ளே வர வெளியே போல நாயே உள்ளே வந்துட்டு இருக்காங்க இது இந்த பையனை பாருங்கள் உள்ளே வந்துட்டு இருக்கான் ஐயோ இப்போ இவன் அடைச்சிட்டானே சரி மெடிக்கிட்ட போடுவோம் வேறு என்ன செய்ய ஐயோ இப்போ எப்படி ஏறுறது இது வழியாக ஏறிடலாமா அந்த பையன் நம்மளை நம்ம பற்றிலாம் தெரியும் அதனால தான் வெளியே வந்துட்டான் அடி அடி ஐயோ இப்போ இது வழியாக ஏறிடலாமா எதுலேயும் ஏற முடியல அங்கே பாருங்க மெடிக்கிட்ட போடுறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கான் இது வழியாக ஏறண்டா பாடுறா உன் புத்தி எனக்கு தெரியும்டா இப்போ பாரு இதில் ஏறி உனையை அடிக்க போடுறான் ஏல அங்கே பாருங்க எஸ்கேப் ஆடுறான் பார்த்தீங்களா இந்த பையனோட புத்தி எனக்கு தெரியும் இவன் எஸ்கேப் பாடுறது தான் வழி பார்க்கான் மெடிக்கிட்டு எங்கள் உயிர் இல்லை அதுக்கு ஏற்ற தான் பார்த்துட்டு இருக்கான் வேறு லெவலில் நாங்களாம் யார் லைட்டாக குறைச்சி விட்டாலும் மீதியை குறைக்காமல் விட மாட்டோம்டா சரி மூணாவது ரவுண்டு போயிட்டே இருக்கோம் அந்த பையன் அங்கிட்டாமல் வந்துட்டு இருப்பான்னு அது எனக்கு தெரியும் அது கடிதம் எங்கிட்ட வந்துட்டு இருக்கான் திடீர்னு மண்டையில் வச்சுட்டாங்கன்னா என்ன செய்யறது பின்னாடி போய் போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அங்கே துடிச்சிட்டு கிடக்கான் டே இங்கே இருக்கண்டா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துடிச்சு விட்டாச்சு வேறு ஏறி வேறும் அவனுக்கு அப்படியே பதட்டத்தை கொடுக்கணும் நம்ம அடியில் அப்படியே பதற விட்றணும் ஆளை என்ன செய்ய போகிறோன்னு தெரில அடி அழுத்து அழுத்து அழுத்து போட்டு வேறு லெவல் கேட்டு ஐயோ இந்த சான்ஸ் விடக்கூடாதே ஏறா அந்த ரவுண்டாக போட்டு குழஞ்சிட்டானே அவனும் ரவுண்ட் ரவுண்டாக போட்டுட்ருக்காங்க என்னே செய்யுது இந்த பையனை வெளியே வாடா நாயே வாடா வாடா வாடா வாடா ஓடு ஐயோ பதினஞ்சா உழுதே ஐயோ என்ன செய்யுது என்ன செய்யுது என்ன செய்யுது ஐயோயோ வேற லெவலில் உழுதப்பா என்னடா ஆச்சு நம்ம கைக்கு விரலில் ஏதோ பவர் வந்து விட்டது ஆண்டவன் தந்த பவர் வந்து விட்டது அதை கெட்டு பயங்கரமாக உழுதுட்டு கெட்டு நடக்க போகுது தெரில போட்டு வாடா வாடா நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு காமிக்கேன்டாமே ஏறி வாடா ஏறி வாடா நான் ஏறி மாட்டேன்டா நீ தாண்டா ஏறி வரணும் ஐயோ அடிச்சு விட்டானே மெடிக்கிட்டு போட விட்றேன்டா இவ்வளோ அங்கிட்டு இங்கிட்டு பையன் ஓட்டலி அடிச்சு விடாது ஏதோ பயமாக இருக்கு ஆ மெடிக்கிட்டு சுற்றுவோம் ஐயோ சோனு வேறு திங்கிட்டு இருக்கே ஐயால ஓடுறா ஓடுறா ஓடுறா எங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே ஐயோ மண்டையில் வச்சிடக்கூடாது பயமாக இருக்கே மெதுவாக ஏறுவோம் ஐயோ இதில் ஏறுவோமா ஐயோ அடிச்சிடக்கூடாது அடிச்சிடக்கூடாது கடவுளையே அடிச்சிடக்கூடாது ஐயோ ஐயோ அடித்தாடா அடித்தாடா அடிச்சிடா எக்கடா இருக்கேன் அந்த இருக்கா ஊரை போட்டுட்டாடா கண்டுபிடிச்சி ஓடுறா ஓடுறா ஓடுறா ஐயோ ஐயோ அவன் ஹைட்டில் இருந்தான் ஐயோ அடிச்சிட்டாங்க ஹைட்டில் இருந்தாலும் அடிச்சிட்டான் டம்முன்னு ஹெட்டு விழுந்துடும் ஹைட்டில் இருந்தாலே ஸோ போவோம் போவோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஐயோ ஏறி வரோம் ஏறி வரோம் சும்மா நம்ம வேற லெவலுக்கு மூப்பட்ட கொடுத்துட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்ன நடக்க போயிடுதுன்னு தெரியவில்லை அவன் வந்துட்டு அங்கிட்டு போயிட்டான் நான் வந்து இங்கிட்டு இருக்கேன் ஏறி ஏறி நம்ம தான் அங்கிட்டு கிட்டு எஸ்கே போயிட்டு ஓடிட்டு இருப்போமே ஏறவே மாட்டோமே அந்த புத்தி தான் நம்மளுக்கு கிடையாத ஏறினா தான் அடிச்சு விடுவானே ஐயோ லைட் டேமேஜ் கொடுத்தாச்சு என்ன நடக்க போகுது அடி அடி அடி அடி ஆ இப்படி தான் நம்மளாம் த்ரீ சிக்ஸ்டியில் வேறு லெவலுக்கு அடிப்போம்ல நம்ம யார் ஓட்ட வழி அடிச்சிடக்கூடாது பயமாக இருக்குது ஆ கிட்டுமோ ரொம்ப பயமாக இருக்குதே ரொம்ப பயமாக இருக்குதே அடிச்சிடக்கூடாது கடவுளே இப்போ ஓப்பன் பண்ணுவோம் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது எங்கடா இருக்கே ஆ அந்த இருக்கான் ஐயோ மிஸ் ஆகிட்டேன் ஐயாலா மிஸ் ஆகிட்டேன் மறுபடியும் மிஸ் ஆகிட்டேன் மிஸ் ஆகிட்டேன் மிஸ் ஆகிட்டேன் ஐயோ ஐயோ மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குதே ஐயோ ஐயோ ஐயோ கடவுளே மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு என்ன நடக்க போகுது ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கப்பா ஐயாலா ஐயோ சை என்னப்பா இது ஹெல்த் டேக் எதுவும் பண்ணிட்டு வந்துட்டானா இப்படி இருக்கான் ஐயாலாய் இயலாய் ஐயோ ஸ்கோப் உழுது உழுது தொலைதே ரொம்ப பதட்டமாக இருக்குது ஐயோ ஐயோ ஐயோ என்னடா இவ்வளோ அடி அடித்து சாவ அடிக்க சாகா வரம் பெற்று விட்டு வந்துருக்கியா என்னன்னு தெரியல ஓட்ட வச்சுருக்காங்க வெளியே போக முடியுமா முடியாது போல் சரி ரைட் அங்கிட்டு போவோம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல ஐயோ அடி அடி அடி அடி அடி அடி ஐயோ மறுபடியும் போட்டால் ஐயோ ரொம்ப போய் பாருங்க இலை இலை ஓ போட்டு வேற லெவல் திடீரென ப்ரோ பிளேயராக மாறிய பிளாக் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன செய்யணும் தெரியல ஸோ அடுத்த ரவுண்டு செஞ்சு அதை ரவுண்டு வேற லெவலுக்கு போய்கொண்டே இருக்கிறோம் ஸோ அடிச்சு வேற லெவலுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஆடிட்டு இருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில அந்த பையன் வேற ரொம்ப பயங்கரமாக பதட்டப்படுத்திட்டு இருக்கா நம்மள என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஏழை ஏறி வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா கன்று இல்லாமல் நம்மக்கிட்ட கண் இல்லாமல் ஓடி வரலாமா என்ன கைசிது நம்ம ஏறவே மாட்டோம் அது நமக்கு தெரியும் ஏழை அப்போட்டு வேற லெவலுக்கு ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு இருக்கோம் ஏன் நடக்க போகுது என்று தெரியவில்லை நெக்ஸ்ட் ரவுண்டில் அவன் ஒரு ரவுண்டு தான் ஜெயிச்சிருக்கான் ஆமாம் வேற லெவலில் அஞ்சு ரவுண்டு ஜெயிச்சிட்டோம் என்னன்னு தெரியலையப்பா என்னன்னு தெரியலையே ஸோ அடுத்த ரவுண்டு பார்ப்போம் போட்டு போட்டு போட்டு லாங்கில் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பரவாயில்ல கிட்டத்தில் போனாலே அவன் பயமாக இருக்குது லாங்கில் வச்சு அவனை பயன்படுத்தி அனுப்பிடுவோம் ஏன் ஸ்கைலரை ஸ்கைலரை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஸ்கைலரை போட்டேன் அண்ணனை பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லி ஸ்கைலரை போட்டு எல்லாம் அழுத்து போட்டு இதில் இது என்ன ஃபேக் டேமேஜ் ஆ செத்துட்டாயா அதான் பார்த்தேன் ஃபேக் டேமேஜ்னு நினச்சி ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆ இன்னும் ஒரே ரவுண்டு தாங்க வேற லெவலில் இலை ஐயோ ரொம்ப சிரிப்பாக இருக்கேன் மூஞ்சில் சிரிப்போடு ஓடிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரில அந்த ரவுண்டை மட்டும் அடிச்சுட்டா நான் கிங்குடா பிளாக் கப் பொண்ணு கிங்குடா என்னடா செய்ய போகிறேன் ஏலா போடு ப்ளூவில் எங்கே எங்கே ஐயோ ஐயோ லெஃப்ட் வருவானா ரைட்டு வருவானா நம்ம ஃப்ளூக்கு கரெக்டாக இருக்கும்ல ஏலை ஐயலை ஐயோ ஐயோ பதட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் ஆயிரத்தி எட்டு குளூவால் அடிப்போம் மெடிக்கிட்ட போடுவோம் வந்துட வர மாட்டேன் ஏன்னா அவனுக்கு டேமேஜ் கொடுத்தாச்சுல டே டே டே டே ஏறி வாடா நீ தான் ஏறி வரணும் நான் ஏறி வர வரமாட்டேன் போட்டு ஏறி வாடா ஏறி வாடா ஏறி வாயா அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான் ஏறி வந்துக்கிட்டே இருக்கான் நான் ஏறவே மாட்டேன்னு நான் பின்னோக்கி போடிக்கிட்டு இருப்பேன் போட்டு வேற லெவலுக்கு கிட்ட போட்டு முடிச்சு வேற